லினக்ஸ் ப்ராசஸ்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு நான் உபுண்டு 10.04 ஐ பயன்படுத்துகிறேன் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் துவக்க பாடங்களும் கமாண்ட்கள் குறித்த அடிப்படை அறிவும் இருக்கும் என நம்புகிறேன் ஆர்வம் இருந்தால் அது இதே தளத்தில் வேறு ஸ்போக்கன் டியூட்டோரியல் உள்ளது இங்கு எல்லா கமாண்ட்களும் கேஸ் சென்சிட்டிவ் எனவும் அவற்றை சார்ந்து வேலை செய்யும் எனவும் நினைவில் கொள்க இதில் குறிப்பாக சொன்னால் ஒழிய எல்லாம் கீழ்நிலை எழுத்துக்களே ப்ராசஸை ஐ கொள்ள ஒரு சிறு விளக்கம் தருகிறேன் லினக்ஸில் ல் இயங்கும் எல்லாமே ஒரு ப்ராசஸ் நம் கமாண்ட்களை ஏற்று இயக்கும் ஷெல் ஒரு ப்ராசஸ் டெர்மினலில் டைப் செய்யும் கமாண்ட்கள் இயங்கும் போது ப்ராசஸ்கள் ஆகின்றன இந்த டுடோரியலை வீடியோவில் பார்க்கிறீர்களே இது ஒரு ப்ராசஸ் Spoken Tutorial வலைத்தளத்தை திறந்த browser ஒரு ப்ராசஸ் இயங்கும் ஷெல் ஸ்கிரிப்டுகள் ப்ராசஸ்கள் ஆக ப்ராசஸ் என்பது இயங்கும் அல்லது ஓடும் ஒரு program என வரையறுக்கலாம் ப்ராசஸ்கள் நம்மைப் போலவே பிறக்கும் இறக்கும் அவற்றுக்கும் தாய் உண்டு குழந்தைகள் உண்டு முதலில் ஷெல் process ஐ கற்றுக்கொள்ளலாம் கணினியினுள் நுழைந்த உடனேயே லினக்ஸ் கெர்னல் ஷெல் process ஐ துவக்குகிறது லினக்ஸ் கெர்னல் என்பது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் system இன் உள்கரு லினக்ஸை இயக்கும் மிக முக்கிய தொகுதிகள் இதில் இருக்கின்றன ஷெல் மற்ற எல்லா பயனர் கமாண்ட் process உருவாக்குகிறது ஒரு டெர்மினலை திறக்கலாம் டெர்மினலில் காணும் டாலர் குறி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆகும் இது ஷெல் processன் வேலையாகும் command ஐ டைப் செய்யலாம் உதாரணமாக டேட் enter செய்க இதை செய்தவுடனே ஷெல் process டேட் என்ற process ஐ துவக்குகிறது ஷெல் process டேட் process ஐ உருவாக்கியதால் ஷெல் ப்ராசஸ் டேட் processன் தாய் எனலாம் date process ஷெல் processன் சேய் எனலாம் date process தேதியையும் நேரத்தையும் காட்டிய பின் இறந்துவிடும் ஷெல் இன்னொரு ஷெல் process ஐ கூட உருவாக்கலாம் இப்படி ப்ராசஸ் ஒன்றை உருவாக்குவதை ஸ்பானிங் எ ப்ராசஸ் என்பர் இன்னொரு ஷெல் process ஐ ஸ்பான் செய்ய டெர்மினலுக்கு போய் sh என டைப் செய்து enter செய்க டெர்மினலில் ஒரு புதிய ப்ராம்ப்ட் தோன்றுவதை காணலாம் ஒரிஜினல் ஷெல் அதை ஷெல் 1 எனலாம் ஒரு சேய் ஷெல் அல்லது சப் ஷெல்லை பிரசவித்தது இதை ஷெல் 2 எனலாம் கமாண்டை புதிய கமாண்ட் prompt உள்ளிடலாம் இதில் எல்எஸ் கமாண்டை இயக்கலாம் டைப் செய்க எல்எஸ் Enter செய்க fileகள் டிரக்டரிகள் லிஸ்ட் ஐ பார்க்கலாம் இப்போது ஒரு புதிய எல்எஸ் என்ற ப்ராசஸ் உருவாக்கப்பட்டது இங்கு ஷெல் 2 எல்எஸ் இன் தாய் ஷெல் 1 எல்எஸ் இன் பாட்டி எல்எஸ் ஷெல் 2 இன் சேய் ஷெல் 2 என்பதே ஷெல் 1 இன் சேய் ஷெல் 2 ஐ கொல்ல புதிய prompt ல் எக்ஸிட் என டைப் செய்து enter செய்க ஷெல் 2 இறந்து போகும் நாம் முந்தைய கமாண்ட் prompt இருப்போம் நமக்கும் ப்ராசஸ்களுக்கும் இருக்கும் ஒற்றுமையை சொல்ல நமக்கு சில குணங்கள் attributes இருக்கும் இந்த attributes நம் பெயரோ தாய் பெயரோ பிறந்த தேதியோ பான் அட்டை எண்ணோ ஏதாகிலும் இருக்கலாம் அதே போல ப்ராசஸ்களுக்கும் attributes உண்டு அது பிஐடி அதாவது process ID PPID parent process ID துவக்கிய நேரம் இவை போல இம்மாதிரியான attributes முக்கால்வாசி கர்னலால் ஒரு ப்ராசஸ் டேபிள் என்பதில் பராமரிக்கப்படும் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒரு தனித்துவமான முழு எண்ணால் அடையாளம் காணப்படும் பிஐடி இது ப்ராசஸ் பிறக்கும்போது கர்னலால் தரப்படும் புதிய process ஐ அதை P1 எனலாம் ஸ்பான் செய்த தாயின் பிஐடிPID ஆனது P1 process ன் பிபிஐடிPPID எனப்படும் நடப்பு ஷெல்லின் PID ஐ அறிய எகோ ஸ்பேஸ் டாலர் டாலர் பின் enter செய்க ஒரு எண் காட்டப்படும் இதுவே நடப்பு ஷெல்லின் பிஐடிPID processகள் பற்றி பேசும்போது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கமாண்ட் ps பிஎஸ் அல்லது ப்ராசஸ் ஸ்டேடஸ் கணினியில் இயங்கும் எல்லா ப்ராசஸ்களையும் காட்டும் இந்த கமாண்டை ஆப்ஷன்கள் ஏதுமின்றி இயக்கும்போது என்ன நடக்கிறது டைப் செய்க பிஎஸ் பின் என்டர் செய்க இவ்வாறு புரோகிராமை இயக்கும் பயனர் துவக்கிய எல்லா இயங்கும் ப்ராசஸ்களின் பட்டியலையும் காணலாம் ப்ராசஸ்களின் பெயரை சிஎம்டி ல் காணலாம் இதை தவிர பிட் டிடிஒய் அல்லது ப்ராசஸ் இயங்கும் கன்சோல் நேரம் அதாவது ப்ராசஸ் எடுத்துக்கொள்ளும் நேரம் ப்ராசஸ் துவங்கியதில் இருந்து எடுத்துக்கொண்டுள்ள நேரம் ஆகியவற்றை காணலாம் என் கணினியில் இரண்டு ப்ராசஸ்களை காட்டுகிறது ஒன்று பாஷ் நாம் பயன்படுத்தும் ஷெல் ப்ராசஸ் இரண்டாவது இயங்கிக் கொண்டிருக்கும் பிஎஸ் ப்ராசஸேதான் முக்கிய விஷயம் echo space dollar dollar command காட்டும் ஷெல் ப்ராசஸின் பிஐடிPID ஐத்தான் இதுவும் காட்டுகிறது சப்ஷெல் ஒன்றை ஸ்பான் செய்தால் நடப்பதை பார்க்கலாம் எஸ்ஹெச் என டைப் செய்து என்டர் செய்க புதிய வரியில் துவங்கும் புதிய ப்ராம்ப்டில் பிஎஸ் என டைப் செய்து என்டர் செய்க பட்டியலில் மூன்று ப்ராசஸ்களை பார்க்கலாம் எஸ்ஹெச் என்ற ப்ராசஸ் சேர்க்கப்பட்டுள்ளது இங்கு மீண்டும் பாஷ் ப்ராசஸின் பிஐடி முன்னே கண்டதே பிஎஸ் பல ஆப்ஷன்களுடன் வருகிறது முதல் ஆப்ஷன் லிஸ்ட் செய்யப்பட்ட ப்ராசஸ்களுக்கு அதிக attributesகளை காட்டுகிறது டைப் செய்க PS space minus F Enter செய்க முன் போலவே இதுவும் மூன்று ப்ராசஸ்களை லிஸ்ட் செய்கிறது பாஷ் ஷ் மற்றும் பிஎஸ் மைனஸ் எஃப் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இன்னும் அதிக attributes லிஸ்ட் செய்யப்பட்டுள்ளன யுஐடி Process ஐ துவக்கிய பயனர் பெயர் மற்றும் Process ஐ உருவாக்கிய தாய் PPID ஐயும் காட்டுகிறது உதாரணமாக பாஷ் ப்ராசஸ் எஸ்ஹெச் ப்ராசஸ் இன் தாய் ஆகவே பாஷ் இன் பிஐடிPID எஸ்ஹெச் ப்ராசஸ் இன் PPID யேதான் அதே போலவே எஸ்ஹெச் ப்ராசஸ் பிஎஸ் ப்ராசஸ் இன் தாய் என்பதால் எஸ்ஹெச் ப்ராசஸ் இன் பிஐடிPID ps-f processன் PPID ஏதான் C என்பது processor பயன்பாடு நடப்பில் இது முழு எண்ணில் குறிக்கப்பட்ட ப்ராசஸின் வாழ்நாளில் ப்ராசஸரின் சதவிகித பயன்பாடு பயன்பாடு உதாசீனம் செய்யும் அளவில் இருந்தால் 0 என காட்டப்படும் ஸ்டைம் பீல்ட் ப்ராசஸ் துவங்கிய நேரத்தை காட்டுகிறது மீதி அனைத்தையும் பிஎஸ் ஐ பார்க்கும்போது பார்த்தோம் ப்ராசஸ்கள் இரண்டு வகையாகும் முதலாவது பயனர்களால் துவக்கப்படும் யூசர் ப்ராசஸ்கள் உதாரணமாக பிஎஸ் டெர்மினலில் இயக்கும் முக்காலே மூன்று வீசம் கமாண்ட்களும் இந்த வகைதான் இரண்டாவது கணினியே துவக்கிய சிஸ்டம் ப்ராசஸ்கள் கணினி துவக்கப்படும் போது பயனர் லாக் இன் செய்யும் போது இவை துவக்கப்படுகின்றன சிஸ்டம் ப்ராசஸ்க்கு நல்ல உதாரணம் பாஷ் சில சமயம் நாம் எல்லா சிஸ்டம் ப்ராசஸ்கள் மற்றும் யூசர் ப்ராசஸ்களையும் காண விரும்பலாம் அப்போது மைனஸ் இ e அல்லது மைனஸ் மேலெழுத்து ஏ ஆப்ஷன் ஐ பயன்படுத்துவோம் டைப் செய்க PS space minus E enter செய்க ப்ராசஸ்களின் பெரிய லிஸ்டை காணலாம் வெளியீட்டை பல பக்கங்களில் காண டைப் செய்க PS space minus E space செங்குத்துக்கோடு ஸ்பேஸ் மோர் என்டர் செய்க மோர் மூலம் ஒரு சாளரத்தில் எத்தனை காட்ட முடியுமோ அவை மட்டும் காட்டப்படுகிறது Enter ஐ அழுத்த ப்ராசஸ்கள் லிஸ்டில் ஸ்க்ரோல் செய்து அடுத்ததை காண்போம் ப்ராசஸ்கள் லிஸ்டில் முதலில் காணும் ப்ராசஸ் சுவாரசியமானது இது இனிட் ப்ராசஸ் தான் எல்லா ப்ராசஸ்களும் ஸ்பான் ஆகின்றன இதில் பிஐடிPID 1 ப்ராம்ட்டுக்கு க்கு திரும்பி வர q ஐ அழுத்தவும் இதில் process shell process process spawning process attributes ப்ராசஸ்களின் பல்வேறு வகைகள் மற்றும் பிஎஸ் கமாண்டின் பயனையும் கண்டோம் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு இந்த இணைப்பை பாருங்கள் மொழியாக்கம் கடலூர் திவா நன்றி